வணக்கம் Perlல் commentகள் குறித்த ஸ்போக்கன் tutorialக்கு நல்வரவு இந்த tutorialல் நாம் Perlல் commentகள் குறித்து கற்போம் நான் பயன்படுத்துவது Ubuntu லினக்ஸ் 1204 இயங்குதளம் மற்றும் Perl 5142 அதாவது தொகுப்பு 5 பதிப்பு 14 மற்றும் துணை பதிப்பு 2 கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ஐயும் பயன்படுத்துகிறேன் உங்களுக்கு விருப்பமான எந்த டெக்ஸ்ட் எடிட்டரையும் பயன்படுத்தலாம் பர்லில் கம்பைல் செய்தல் இயக்குதல் மற்றும் வேரியபிள்கள் குறித்த அடிப்படை அறிவு உங்களுக்கு இருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை ஸ்போக்கன் டியூட்டோரியல் தளத்தில் காணவும் பர்லில் கோடின் ஒரு பகுதியை கமெண்ட் செய்வதை இரு வழிகளில் செய்யலாம் ஒரு வரி பல வரி பயனர் கோடின் ஒரு வரியை கமெண்ட் செய்ய விரும்பும் போது அல்லது கோடின் ஒரு பகுதி செய்யும் வேலையை விளக்க ஒரு வரி டெக்ஸ்டை சேர்க்க இந்த வகை கமெண்ட் பயன்படுகிறது இந்த வகை கமெண்ட் ஹாஷ் குறியுடன் ஆரம்பிக்கிறது இதோ செயல் விளக்கம் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் ஒரு புது பைல் ஐ திறப்போம் டெர்மினலை திறந்து டைப் செய்க gedit space comments dot PL space ampersand டெர்மினலில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஐ விடுவிக்க ஆம்பர்சாண்ட் பயன்படுகிறது என்பதை மீண்டும் நினைவு கொள்க என்டரை அழுத்துக இப்போது பின்வரும் கமாண்ட்களை டைப் செய்க ஹாஷ் டிக்ளேரிங் கவுண்ட் வேரியபிள் என்டரை அழுத்துக dollar count space equal to space 1 semicolon என்டரை அழுத்துக பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் count is dollar count slash n semicolon space hash prints count is 1 இப்போது Ctrl S ஐ அழுத்தி இந்த ஃபைலை சேமித்து இந்த Perl ஸ்கிரிப்டை இயக்கலாம் டெர்மினலுக்கு வந்து டைப் செய்க Perl space hyphen c space comments.pl Enter ஐ அழுத்துக இது சின்டாக்ஸ் பிழை ஏதுமில்லை என சொல்கிறது இப்போது டைப் செய்க perl space comments dot PL எண்டரை அழுத்துக இது கவுண்ட் இஸ் 1 என்ற வெளியீட்டை காட்டும் கெடிட் க்கு வருவோம் கெடிட் ல் முதல் வரிக்கு சென்று எண்டரை அழுத்துக மீண்டும் முதல் வரிக்கு சென்று பின்வரும் கமாண்ட் ஐ டைப் செய்க hash exclamation mark slash usr slash bin slash perl Perlல் என்ற வரி shebang லைன் எனப்படும் Perl programமில் இதுவே முதல் வரி ஆகும் இது Perl interpreterஐ எங்கு தேட வேண்டும் என்பதை சொல்கிறது குறிப்பு ஹாஷ் குறியுடன் இந்த வரி ஆரம்பித்தாலும் Perl இதை ஒரு வரி கமெண்ட் ஆக கருதாது இப்போது பல வரி கமெண்ட்கள் குறித்து காண்போம் இந்த வகை பலவரி கமெண்ட் பின்வருமாறு பயன்படுகிறது பயனர் கோடின் ஒரு பகுதியை கமெண்ட் செய்ய விரும்பும் போது அல்லது கோடின் ஒரு பகுதியின் விளக்கம் அல்லது பயனை சேர்ப்பதற்கு இந்த வகை கமெண்ட் equal டு ஹெட் குறியுடன் ஆரம்பித்து ஈக்குவல் டு கட்டுடன் உடன் முடிகிறது கெடிட் க்கு திரும்ப வந்து comments.pl ஃபைல் ல் பின்வருவதை டைப் செய்க ஃபைலின் முடிவில் டைப் செய்க equal to head என்டரை அழுத்துக பிரின்ட் ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் count variable is used for counting purpose என்டரை அழுத்துக equal to cut ஃபைலை சேமித்து மூடிய பின் பெர்ல் ஸ்கிரிப்டை இயக்குவோம் டெர்மினலில் டைப் செய்க Perl space hyphen C space comments dot PL Enter ஐ அழுத்துக Syntax பிழை ஏதும் இல்லை எனவே அதை இயக்குவோம் Perl space டாட் முன்பு போலவே அதே வெளியீட்டை இது காட்டுகிறது count is 1 count variable is used for counting purpose என்ற வாக்கியத்தை இது அச்சடிக்கவில்லை ஏனெனில் equal to ஹெட் மற்றும் equal to cut ஐ பயன்படுத்தி அந்த பகுதியை நாம் கமெண்ட் செய்துள்ளோம் equal to head, equal to cut அல்லது equal to begin, equal to endையும் நீங்கள் பயன்படுத்தலாம். இவை பேர்லில் பயன்படுத்தும் சிறப்பு கீவர்ட்கள் இல்லை. equal to குறிக்கு முன்னோ, head, cut, begin அல்லது end வார்த்தைக்கு பின்னோ இடைவெளிகள் ஏதும் இருக்கக்கூடாது என்பதை கவனிக்கவும். மீண்டும் டெர்மினலை திறந்து டைப் செய்க gedit space commentsexample.pl space ampersand என்டரை அழுத்துக திரையில் காட்டும் பின்வரும் கமாண்ட்களை டைப் செய்க இங்கே வேரியபிள்கள் first num மற்றும் second num ஐ டிக்ளேர் செய்கிறேன் அவற்றுக்கு சில மதிப்புகளை அசைன் செய்கிறேன் பின் இங்கே இந்த பகுதியை கமெண்ட் செய்துள்ளேன் இப்போது இந்த இரு எண்களையும் கூட்டி அந்த மதிப்பை மூன்றாம் வேரியபிள் ஆன அசைன் செய்துள்ளேன் அடுத்து பிரின்ட் கமாண்ட் ஐ பயன்படுத்தி மதிப்பை அச்சடிக்க விரும்புகிறேன் ஃபைல் ஐ சேமித்து டெர்மினலில் பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம் டெர்மினலில் டைப் செய்க Perl hyphen C comments example dot PL எண்டரை அழுத்துக சின்டாக்ஸ் பிழை ஏதுமில்லை எனவே ஸ்கிரிப்ட் ஐ இயக்கலாம் டைப் செய்க பெர்ல் கமெண்ட்செக்ஸாம்பிள் டாட் பிஎல் எண்டரை அழுத்துக இது addition is 30 என்ற வெளியீட்டை காட்டும் இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது இதில் பெர்ல் ல் commentகளை சேர்க்க கற்றோம் ஒரு எண்ணின் இரண்டடுக்கை கண்டுபிடிக்க ஒரு பெர்ல் ஸ்கிரிப்ட் ஐ எழுதுக ஒரு வரி கமெண்ட் மற்றும் பல வரி கமெண்ட் ஐ பயன்படுத்தி எழுதப்பட்ட கோடு ன் செயல்பாட்டை விளக்குக இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் தகவல்களுக்கு contact@spoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும் ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும் இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா நன்றி